மகளிர் மட்டும் வந்து ஒரு நாள் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறார் நான் சார் வாங்க ஒரு கதை பேசலாம் கதை சொல்கிறாரு நான் சொன்னேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் காஃபி சாப்பிட்லான்ட்டார் காஃபி சாப்பிட்லான்னும்போது உள்ளுக்குள்ளே இது எப்படி இவர் பண்ணுவார் அவருடைய இதுக்கு ரொம்ப இதுவாக இருக்க அவருடைய அந்த அந்த ஹீரோ ஸ்டேட்டஸ்ட்டுக்கு இவர் ரொம்ப ஒரு பர்வெட்டட் இதுவாக எப்படி இருக்காரு அதுக்கு கேட்கலாமா வேணாமா இல்லை நம்ம சொல்லும்போது இவர் இப்படி சொல்லுவார் அது வேறு மாதிரி எடுப்பார் வேற மாதிரி வரும் போல இருக்கு கேட்கலாமா வேணாமா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் கலாதான நடிக்கிற படம் தான் சார் நான் கேட்டேன் சார் இப்போ இது எப்படி சார் நீங்கள் பண்ண முடியும் இது என்ன சொல்கிறீங்க நான் தான் கடைசியில் ஒரு நான் தான் நான் ஓ அது அப்போது இந்த கேரக்டர் யார் சார் என்ன நீங்கள் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு நீங்கள் தாங்க பண்ணுறீங்க எதாவது அப்படின்னாரு